அனைவருக்கும் வணக்கம் இந்திய தலைப்பு தாய் தாய் என்றால் என்ன பற்றி எனக்கு தெரிந்த சில வார்த்தைகள் கூறப்படுகிறேன் ஒரு பெண் திருமணமாகி சில மாதங்கள் கழித்து தாய் ஆகிறாள் தாய் என்பது ஒரு பத்து மாதங்கள் குழந்தை பெருவு பருவம்தான் தாய் தாய் என்பது தலைக்கீழாக குப்பரை படுத்தால் தன் கருவு கரைந்து விடும் என்று நினைத்தவள் தான் தாய் தாய் என்பது தாய்க்கும் குழந்தைக்கும் தொப்புள் குடியில்தான் தாய் ஆகும் தாய் உறவு ஆகும் இந்த காட்சியை பாருங்கள் தாய் தன் பால் ரத் பால் கொடுத்தால் தன் ரத்தத்தையே பாலாக கொடுக்கதான் தாய் இந்த காட்சியை பாருங்கள் தன் குழந்தை நடும் நடந்து வரும் காட்சியை ரசித்து தன் குழந்தை விழ கீழே விழுந்த கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறாள் இந்த காட்சியை பாருங்கள் தன் பருவம் அடைந்த பின் தன் குழந்தைக்கு பாடம் கற்றுக் கொடுப்பவள்தான் தாய் அம்மா என்னை நீ வீட்டு வேலை செய்கிறானோ என்னை வாழ வைப்பது எனக்கோ நான் வெளிநாட்டு செல்ல வெளிநாட்டுக்கு செல்ல நீ வீட்டு வேலை செய்து என்னை வெளிநாட்டு அனுப்பி வைத்தாயோ ஐயோ என்ன பாவமாய் இருக்கிறதே நான் கவலையாக இருக்கும்போது சின்ன வயதில் இருக்கும்போது கவலையாக இருக்கும்போது உன் தோளின் மீது போட்டு என்னை தலாட்டிவாய் நான் குழந்தையாய் இருக்கும்போது நடப்பயிற்சி செய்யும்போது நான் கீழே கீழே விழக்கூடாது என்று தாங்கி பிடிப்பும் அன்பும் எங்கே தாயே என்னை பத்து மாதம் சுமந்து உன் கவலையெல்லாம் என் மீது பத்திரமாய் என்னை பெற்று எடுத்து இந்த பூமியில் நல்ல மனிதனாய் வாழ வைப்பேன் என்று இந்த குழந்தை நல்ல குழந்தையாய் இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குழந்தையாய் பிறக்க வேண்டும் என்று பலமுறை இறைவனிடம் வேண்டி கெஞ்சி கூட்டாடுகிறேன் என் மகனே மகனே நீயோ வெளிநாட்டுக்கு சென்று விட்டாய் உன் தந்தையாரோ உடல் நலம் சரியவில்லை எனக்கோ இன்றோ நாளையோ நான் இருக்கிறேன் நீ எப்போது திரும்பி வருவாய் மகனே என்று தாய் காற்றிருந்து காத்திருந்து தன் வாழ்க்கை என்றால் தாய்க்கு தான் மகன்மிடம் மிகவும் பாசம் அன்பு காதல் எந்த மகனுக்கு இருந்தால் என்ன அது ஆண் குழந்தையாக என்றால் என்ன பெண் குழந்தையாக என்றால் என்ன தாய் மீது தோல் மீது சாய்ந்துவதுதான் குழந்தை சாயும் போது ஒரு பாசம் கிடைக்கும் அதுவே இறைவனிடம் கிடைக்கும் போல் எத்தனை ஆண்டுகளானாலும் எத்தனை ஜென்மங்களானாலும் நீதான் எனக்கு தாயாய் வரவேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி எந்த குழந்தையாய் இருந்தாலும் தாயின் வளர்ப்பு தான் அது நல்ல குழந்தையாக இருந்தாலும் சரி கெட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி தாயின் வளர்ப்பு தான் எல்லோரும் வெளிநாட்டில் இருந்தாலும் தாயை மறக்க வேண்டாம் தாயின் அன்புதான் வாழ்க்கையில் அத்த பாசம் காக்கும் இதுவே வாழ்க்கையின் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் அன்பு பாசம் எத்தனை உறவுகள் இருந்தாலும் தாய் உறவுதான் மிக பெரியது ஏனென்றால் ஒரு பெண் தாயாய் மாறும்போது அந்த வழியை அம்மா நீ இல்லாமல் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை நான் எப்போது உன் மடியில் நான் சாய்வேனோ என்று நான் தவமாய் இருந்தேன் ஏனென்றால் நான் உறங்கும்போது உன் புடவையில் தான் உறங்குவேன் அப்போது என் தாய் என்னிடம் மனதை வாழ்க்கையில் இன்பமாய் வந்து போவாள் அந்த வாழ்க்கையை திருப்பி எப்போதுதான் அம்மா வருமோ என்றால் நீ இருக்கும்போதோ உன் அருமை எனக்கு தெரியவில்லை அம்மா நீ இருந்த பின் அம்மா என்னிடம் இல்லை என்று நான் எப்போது நான் அறிந்தேன் அம்மா என் மன்னிப்பான் என்றால் உன்னை நான் மதிக்காமல் விட்டுவிட்டேன் அம்மா ஏனென்றால் உன் அருமை எனக்கு தெரியவில்லை அம்மா என்னை மன்னித்து நீ எவ்வளவோ எனக்கு செய்தாய் அம்மா என் இந்த வாழ்க்கையில் நீதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் ப்ளீஸ் இது ஓங்கி அடிங்க